Thank you. ஐயா வணக்கம் ஐயா இந்த நீங்கள் இந்த பிராத்திய கர்மா ஆகாமிய கர்மான்னு சொன்னது நான் இன்னொரு வீடியோவில் இந்த பிரம்மகுமாரிகள் அவங்க சொன்ன வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதுவும் இருந்தது அதில் என்னென்னா லைக் நான் ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனோட ஹைட் வந்து வந்து கர்மா மாதிரி லைக் நீங்கள் சொன்ன பிராத்திய கர்மா மாதிரி ஹைட்டு ஹைட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அவனோட வெயிட் அவனோட இடுப் அவனோட அகலம் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளோட பிராத்திய கர்மா மாதிரி ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது சில விஷயம் ஹைட் தான் நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு புரிதலுக்காக சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா திருவள்ளுவர் பார்க்கும்போது லைக் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வர்த்து கூலி தரும் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது பட் அதே திருக்குறளில் நான் நேற்று கேட்ட கேள்வி தான் அந்த ஊரில் வந்து நிறையா திருக்குறளில் இல்லை லைக் நல்லவையும் தீமையாக மாறிடும் லைக் ஊழை விட வலிமையானது எதுவுமே இல்லைன்னு ஒருத்தர் நினச்சான்னா அது தப்பு ஊழ் தான் ரொம்பவே வலிமையானது அப்படின்னும் அவரே சொல்கிறார் ஸோ அந்த முரண்பாடு வந்து எப்பயுமே ஒரு குழப்பமாகவே இருக்குது எனக்கு லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டா ஒரு தெளிவாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது பட் ஏன் இவர் வந்து அந்த குரலில் ஒரு பத்து ஒரு அதிகாரத்தில் பத்து குரலை ஏன் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ அது உங்ககிட்ட கேட்கும்போது ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை ரெண்டாவது குரலுடைய டீட்டெயில் எனக்கு தெரியலையே ரெண்டாவது குரல் என்னது இது தெய்வத்தால் ஆகாதுன்னு சொல்கிறேன் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மைவர்த்த கூலி தரும் அது கரெக்டு லைக் இன்னொன்று குரல் நான் சொல்கிறேங்க அது லைக் ஊழில் லைக் நல்லவை எல்லாம் தீவையாம் தீயவாம் தீயவும் நல்லவை நல்லவாம் செல்வம் செயற்கு அப்படின்னு லைக் அதோட கருத்து அப்படின்னா என்ன அர்த்தம் லைக் ஒரு செல் அதாவது ஒரு நல்ல காரியம் நம்ம செஞ்சாலும் அது தீமையாக முடிஞ்சிடும் அவரோட ஊழ் வந்து தீய ஊழாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த இந்த கடைசியாக அந்த சொன்ன குரலும் அப்படி தாங்க இருக்குது ஒரே நிமிஷம் ஊழில் ஊழிற் பெருவழி யாவல மற்றொன்று சூழினும் தான் முன் துரும் அப்படிங்கிறது லைக் ஊழை விட வலிமையானது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் அவர் சொல்கிறாரு அதே மாதிரி நுண்ணிய நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும் அதாவது எவ்வளோ தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு போதிச்சாலும் உன் கர்மாவில் உனக்கு என்ன மாதிரி மைண்ட் இருக்கோ அந்த மைண்டில் தான் நீ போய் மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறார் இல்லை கடவுளாலே முடியாதது கூட உடைய முயற்சினால முடியும்னு சொல்கிறது தானே நம்ம எடுத்துக்கிடணும் இல்லை அதான் அது அதான் அதை எடுத்துட்டா எனக்கு ஓகே போயிடலாம் பட் ஏன் இவர் எழுதுனார் அந்த அதையும் எழுதினாருன்னு தெரியலைங்க அந்த தெளிவு புரிய மாட்டேங்குது அதே திருவள்ளுவர்லேயே கொஸ்டினபிளெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர்னிட்டே ஒருத்தர் கிடையாது பல புலவர்கள் சேர்ந்து எழுதின ஒரு தொகுப்புக்கு பேர் தான் திருக்குறள் இது ஒரு நபர் எழுதுனது இல்லைன்னுட்டு கூட அப்படியெல்லாம் இருக்குது அதனால் அது அது அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் நமக்கு உதவியான ஆராய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் சொல்கிறதுக்கு தெய்வத்தால் ஆகாதன்னு முயற்சி தான் முயற்சி கூலி தருங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம் அதுதான் அவரே சொன்னதாக வச்சுக்கிட்டா கூட எடுத்துக்கிடலாம்